வணக்கம் வெல்கம் டு மோனிகா உலகம் இன்றைக்கி பிரெட் ஜாமுன் பண்ணலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் நாலு லேஸ் பிரெட் ஒரு கப் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஏலக்காய் தூள் எலுமிச்சை பழம் பாதி பால் ஒரு கார்னிஷ்க்கு ட்ரை நட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ பவுலில் அந்த நாலு லேஸ் ப்ரெட் போட்டு லைட்டாக உதுத்துக்கோங்க சைடில் இருக்க அந்த ப்ரௌன்லாம் வந்து கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா உதுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா அதே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாஃப்டாக செய்யணும் ஓகே இப்போது அந்த பிரெட் க்ரம்ஸை பாலோடு சேர்த்து நல்லா டோவாக பண்ணியாச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் சக்கரை பாக்கு பண்ணலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி நல்லா கரையணும் இப்போ சக்கரை கரைஞ்சோடனே ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் எலுமிச்சை ஜூஸ் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க அப்போ தான் சர்க்கரை வந்து ஏடு மாதிரி வராமல் இருக்கும் இப்போது தனியாக எடுத்து வச்சுட்டு ஜாமுனை பொறிக்க ஆரம்பிக்கலாம் ஆயில் சூடாக இருக்குது கொஞ்சம் மினிமமாக வச்சுக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஹீட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் ஓகே இப்போ ப்ரௌனாக வந்துடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் ஓகே சுகர் சிரப்பில் இப்போ ஜாமனை போடலாம் நல்லா சுகர் சில்கில் போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து பரிமாறினா டேஸ்ட்டாக இருக்கும் ஜாமுன் இப்போ ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக செய்யலாம் வீட்டில் ப்ரெட் இருந்தால் மட்டும் போதும் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ